அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பா சங்கரி தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா என்ற பொருண்மையிலான இவ்வுரையில் லட்சியங்களை நோக்கிதான் என்ற தலைப்பில் நான் என்னுடைய விவாதத்தினை தொடங்குகின்றேன் குறிப்பாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி செம்மையானதொரு இலக்கியத்தை நமக்காக அளித்திருக்கக்கூடிய வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதில் அவர் குறிப்பிடுவது இரண்டு ஒன்று கேள்வி செல்வம் மற்றொன்று வெறும் செல்வம் இதில் லட்சம் என்பதை செல்வம் என்றும் செவி செல்வத்தை லட்சியத்திற்கான ஒரு செல்வம் என்றும் நாம் காணலாம் இதில் குறிப்பாக திருக்குறளில் நமக்கு நாம் முன்னேறுவதற்கும் நம்முடன் இருப்பவர்கள் முன்னேறுவதற்கும் பலவிதமான அறிவுரைகள் அவரால் வழங்கப்பட்டிருப்பினும் இன்றைய காலத்தில் நமக்கு அதிகமாக இருப்பது சமூக ஊடகங்கள் இந்த சமூக ஊடகங்கள் என்னதான் இளைஞர்களை அழிக்க வேண்டும் என்று நினை நாளும் அதிலும் இளைஞர்கள் ஆக்கபூர்வமான பணியில் ஈடுபட்டு அந்த அழிவு களத்தை தன்னுடைய லட்சியங்களுக்கான களமாகவும் ஆக்கபூர்வமான களமாகவும் இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய சிந்தனை திறனினால் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் இளைஞர்களை இத்தகையதொரு அழிவை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைப்பது இல்லை அந்த நினைவினை அவர்களுக்கு ஊட்டுவது இன்றைய சமூகம் நாம் ஒரு இளைஞன் அதாவது அவன் சிறு வயதில் எதை பார்க்கிறானோ எதை கேட்கிறானோ அது போலவே அவனும் அவனை வடிவமைக்கிறான் இந்த வடிவமைத்தலில் அவனுக்கு இந்த சமூகம் என்னவற்றை காட்டியதோ என்னவற்றை சொல்லி கொடுத்ததோ அதனுடைய வடிவமாகத்தான் அவன் வெளியே வருகிறான் அதிலும் இளைஞர்கள் குறிப்பாக தன்னுடைய லட்சியங்களை கொண்டுதான் லட்சங்களை பெற முடியுமே அன்றி லட்சங்களை கொண்டு லட்சியங்களை அடைதல் என்பது இயலாதொரு காரியம் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் இன்றைய சமகால இளைஞர்கள் இந்த இளைஞர்களினுடைய படைப்புகள் வித்தியாசமானது வினோதமானது அதில் அதிகமான மக்களினுடைய வரவேற்பினை பெற்றதாக இருக்கிறது ஒரு ஒரு இளைஞன் ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறான் அந்த வாகனமானது பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளும் இல்லாது அதாவது எரிபொருளும் இல்லாது மின்சாரத்தை கொண்டே இயக்கப்படக்கூடிய கூடிய ஒரு வாகனத்தை அவன் வடிவமைக்கின்றான் அந்த வாகனம் இன்றைய சமூகத்தில் அதிகமானதொரு வரவேற்பினை பெற்றதாக இருக்கின்றது ஏனென்றால் அவனுடைய ஏழ்மை நிலை அது அதனை அவன் ஆக்கப்பூர்வமாக மாற்றுகிறான் தன்னுடைய அழிவு களத்தையும் ஆக்கப்பூர்வமான களமாக இன்றைய இளைஞர்கள் மாற்றி அமைக்கிறார்களே அன்றி லட்சங்களை கொண்டு அவன் கனவு காண்பது இல்லை லட்சியங்களை கொண்டுதான் அவன் தன்னுடைய லட்சங்களை பெறுகிறான் லட்சியம் என்பது அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது லட்சங்கள் அவனுடைய அவன் தீர்மானித்த வா வாழ்க்கைக்கு வெகுமதியாக அவன் பெறுகிறான் இதுகாரும் என்னுரைக்கு செவிமடுத்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் I congratulate Gandhi world foundation for this unique venture Gandhi ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்